எல்லாருக்கும் வணக்கம் நான் கார்த்தி தொண்டாமுத்தூர் பக்கத்தில் தேவராயபுரம் இதுதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கோசாயிலிருந்து வாங்கின மாடு இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாச்சாக நம்ம கூட எப்போ இது பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இது கூட நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப ரொம்ப கம்மி அது நம்ம ஒரு ஆள் ஒருத்தர் இருந்து பார்த்துருந்தா அப்படி இப்போது லீவ் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது ப்ளஸ்ஸு என்ன சொல்கிறது டைம் காலையில் செவன் ஓ கிளாக் எந்திரிக்கிறோம் எந்திரிச்சோடனே நம்ம பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து ஒம்பது பத்து பத்து பதினோரு மணி வரைக்கும் மாட்டு கூட மேய்ச்சி அதுன்னு பண்ணி தண்ணி காமிச்சு கொண்டு வந்து கட்டுறோம் வரி இப்போ தான் கட்டிட்டு நின்றுருக்கேன் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இதோட கேரக்டரில் பார்த்திங்கன்னா பஸ் நம்ம கூட நம்ம எந்தளவுக்கு கேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட திரும்ப ரியாக்ட் பண்ணுது அது இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு ஃபிஃப்டீன் டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு தான் எனக்கு ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ரெண்டாவது இன்னொரு மாடு இன்னொரு மாட்டுக்கு வந்து இது ரெண்டுக்குமே கண்ணுக்குட்டி இருக்குது ப்ளஸ் என்னென்னா இது வந்து மேயிறதும் அப்படி தான் ரெண்டு விட்டுக்கு ரெண்டு ரெண்டு மாடும் தனித்தனியாக போகாத எங்கே போனாலும் விட்டுக்கா போய் விட்டுக்கா மேயறது தான் நான் இந்த லீவில் இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது கூட போகிறது வர்றது எல்லாமே இந்த லீவில் தான் இது வரைக்கும் நம்ம ஆள் பாட்டிருந்தார் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கணம் இல்லை மூக்கணம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஏன்னா சொன்ன வச்சு கேட்டு இருக்கிறனால அதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை பெருசாக ஒன்றும் இதுக்கு ஃபீட் பண்ணுறதுலேருந்து எதுவுமே பெருசாக நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை சேசிட்டிஸ் இருக்கிற வேலை இதில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கணம் இல்லை மூக்கணம் ரிமூவ் பண்ணிட்டேன் நான் சொன்ன வச்சு கேட்டு இருக்கிறனால அதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை பெருசாக ஒன்றும் இதுக்கு ஃபீட் பண்ணுறதுலேருந்து எதுவுமே பெருசாக நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை சேசிட்டிஸ் இருக்கிற வேலை இதில் இருக்க ஓரத்தில் இருக்கிற மேய்ச்சாலே போதும் அதுக்கப்புறம் அடுத்து என்னோடய கண்ணுக்குட்டி இருந்தால் ரெண்டு பேருமே மேல் இவன் வந்து பெரிய மாட்டோட கண்ணு பெரிய மாடு மீன்ஸ் அந்த செவல மாட்டோட கண்ணு இவன் இருக்கலே சுட்டி குறும் பண்ணிட்டே இருப்பான் அந்த பெரிய கண்குட்டியும் பிடிச்சி பாஞ்சிருவான் நல்லா டைம் பாஸ் ஆகுது இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறக்கு ஆனால் அவன் இதை வேணால் விட்டு கொடுக்கவே மாட்டான் இதுலேயும் ரெண்டு பேர் ஒட்டுக்காக தான் போவானுங்க வரணும் பானுங்க தண்ணிக்கும் கூட ரெட்டுக்கா ஒட்டுக்காக தான் வரணும் பானுங்க அவன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தையில் காப்பாற்றின மாட்டோட கண்ணு இவ்வளோ தான் ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது உண்மையுமே காலையிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இது கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் அகெயின் திரும்ப நாலு மணிலேருந்து evening seven o seven thirty வரைக்கும் இவனை கூடவே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு டைம் பாஸு ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த லீவ் நம்மளுக்கு எல்லாத்தையும் இது கூட பழகிறதுக்கு தேங்க்ஸ் இது ஏற்படுத்தி கொடுத்து